வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் ஷார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி கிட்ட யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது செல் கால் வந்துருச்சுன்றனால கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு sell at thirty eight thousand eight fifty அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ நமக்கு கரெக்டாக ஒரு தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டியில் இன்றைக்கி bank nifty one minute chart இப்போ வந்து ஒன் தேர்ட்டிக்கு செல் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான சார்ட் தான் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் கலர்ஸ் வரும் அடுத்து இப்போ வந்து ட்ரேட் பண்ணால் என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் எங்கே எய்ம் பண்ணலான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் பார்க்கையில் நமக்கு அது மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இப்போ எப்படி ஓப்பனிங்கில் டக்குன்னு ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னொன்னே மார்க்கெட் இது எப்படி ட்ரெண்ட் மாறும்னு ஃபஸ்ட்டு வேணால் சொல்லிடுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் ட்ரெண்ட் மாறுறது பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கையில் பைக்கால் வருதுங்கையில் நமக்கு கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பைட்டன் ஸ்டார்ட் ஆகையில் நமக்கு பைக்கால் அதே இப்போ டவுன் சைடில் இப்போ இறங்கிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக ஸோ அந்த ஒன் ஓ கிளாக்லேருந்து இறங்கிக்கிட்டே இருக்கையில் இப்போ ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் சடனாக கொஞ்சம் டவுனில் இறங்கையில் நாங்கள் ஒரு பிரேக் அவுட் லைன்ஸ் வச்சுருக்கோம் அந்த பிரேக் அவுட் கான்செப்ட் படி பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு டக்குன்னு வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து டெய்லி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இதில் உங்களுடைய வேலை எப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த வீடியோ எப்படி இப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க பார்க்கும்போது அதில் கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் வீடியோனுடைய ஓப்பனிங்கில் எப்படி டக்குன்னு அதுவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் இதில் நமக்கு என்ட்ரி வந்திருக்கிறது தேர்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி கீழே ஃபஸ்ட் ஆர்டருக்குரிய லைன் பார்த்தீங்கன்னா thirty eight seven fifty two இருக்குது ஸோ ஒரு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அது கீழே இருக்கிறது லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி அப்படியே லைவ் மார்க்கெட்டில் ஒரு நார்மல் சார்ட் ரன் ஆகிற மாதிரியே தான் ரன் ஆகும் பட் நமக்கு இதில் சார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னா கேண்டில் கலர்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கனால யார் வேணாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல ஓகே இப்போ வந்து ரெட் கலரில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு நம்ம இப்போ வந்து செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் அடுத்து என்ட்ரி பாயிண்ட்டை விட மேலே டுவெண்ட்டி பாயிண்ட் எபோவில் தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப ஈஸியாக இப்போ ஃபியூச்சரை ஒரு லாட் செல் பண்ணலாம் இல்லை நீங்கள் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பையும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணியே வச்சுருக்கோம் உங்களுக்கு அந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத டேரெக்டாக பார்க்கலாம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் போகுது ஐ திங்க் டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ எது அச்சீவ் ஆகிறதுனாலும் கொஞ்சம் பெருசாக மூவ் பண்ணால் தான் மார்க்கெட்டால் அச்சீவ் பண்ண முடியும் லாஸ்ட் ப்ரீவியஸ் கேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலும் ஃபைவ் டு டென் பாயிண்ட்ஸ்குள்ளே தான் மூவ்மெண்ட்டே இருக்குது ஏதாச்சும் ஒரு கேண்டில் தான் பத்து பாயிண்ட் மூவ்மெண்ட்டே வந்து கொடுக்குது ரொம்ப ரொம்ப ஸ்லோ மூவிங்கில் ஸ்லோவாக தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேரெக்டாக பார்ப்போம் இது டார்கெட்டாக இல்லை ஸ்டாப்லாஸான்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மேலே போச்சு அடுத்து அகெயின் வந்து செல்லிங் ரேஞ்சுக்கே வந்திருக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ மூவிங்கில் அந்த தேர்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச்கிட்டே தான் போகுது ஐ திங்க் நமக்கு அந்த செல் கால் ஜெனரேட் ஆன அந்த தேர்ட்டி எயிட் எயிட் ஃபிஃப்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு சப்போர்ட் ஸோ ஒரு செல் கால் படி பார்க்கல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு பை கால் படி பார்க்கல ஒரு சப்போர்ட்டாக நிற்கிது ஏன்னா மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதை பிரேக் அவுட் பண்ண விடாமல் இவ்வளோ நேரம் தடுத்துகிட்டே இருந்துச்சு பட் இப்போ சடனாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு டவுனில் நல்லா இறங்கிட்டு இருக்கு ஸோ இந்த டவுன் மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி வந்திருக்கு ஸோ நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு ஒன் தேர்ட்டி கிட்ட கிடச்ச ஒரு செல் கால் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது thirty nine thousand five hundred put option so put option பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல் கால் வந்தனால புட் ஆப்ஷன் பார்க்குறோம் ஸோ ஒரு செவன் எயிட்டி ரேஞ்சில் பை கால் வந்தது எயிட் எயிட்டிக்கு மேலே ட்ரேடிங் போயிருக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு நம்ம இது வந்து நல்ல ஒரு டீப்பான ஒரு இந்த மணி ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இந்த மணி ஆப்ஷன்றனால தான் நமக்கு அப்படியே ஃபியூச்சரில் இருக்க ஹண்ட்ரட் பாயிண்ட் ஆப்ஷன்லேயே நமக்கு வந்து கிடச்சிருக்கு பட் இதே நம்ம ஒரு அவுட் ஆஃப் த மணியில் எடுத்தோம்னா பாதி தான் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் தான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் பை கால் வந்து ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணின்றது அப்படியே ஃபியூச்சர் அளவுக்கு நமக்கு மொமெண்டம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த டேரெக்டாகவும் நீங்கள் இந்த மணி ஆப்ஷனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸோ அப்ளை பண்ணையில் உங்களுக்கு டேரக்ட் கால்ஸ் பார்த்து நீங்கள் ஆப்ஷன் பார்த்தே ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் கிளியராக வந்து கிடச்சிரும் இல்லை நீங்கள் அவுட் ஆஃப் த மணி பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் பைக்கால் வரையில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்குமோ அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அதாவது இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ